ஜேகே டைம்ஸ் நான் இன்றைக்கி சென்சான் வரைய போகிறேன் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் சென்சான் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வரையலாம்னு நினச்சேன் அது கொஞ்சம் முடியாது சும்மா ஒரே ஜஸ்ட் ஒரே ஒரு டைப் இதுக்கு முன்னாடி நான் இது இந்த வீக்லேயே வந்து நான் இந்த ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன் அயன்மேனோட ட்ராயிங் இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன் பேசியிருக்கோம்னு நம்புகிறேன் ஸோ இதே மாதிரியே நம்ம இன்னைக்கு சிம்சாநகர் ட்ராயிங் வரைகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து நான் கலர் பென்சில்ஸ் கலர் பென்சில்ஸால் நான் ட்ரை பண்ண போகிறேன் பொதுவாக க்ரையான்ஸில் தான் ட்ரை பண்ணுவேன் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு கலர் பென்சிலில் ட்ரை பண்ணுறேன் ஸோ நான் இன்றைக்கி வந்து டான்ஸ் கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி டாம்ஸ் எரேசரும் யூஸ் பண்ணுறேன் டாம்ஸ் பென்சிலும் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதை வச்சு வரணும்னா நல்லா வரும் ஸோ உங்கள் எல்லாருக்கும் வீடியோ நல்லாவே தெரியுது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நான் வந்து இப்போ சிங்சான் வரைய போகிறேன்

அந்த கண்ணோட அவுட்லைனுக்கு வந்து இந்த கண்ணோட அவுட்லைனுக்கு வந்து நீங்கள் பென்சிலாலே ஷேட் பண்ணிடலாம் ஸோ கலர்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை ஸோ அந்த ஐப்ரோஸ்க்கு அப்புறம் இந்த ஹெட்டுக்கு மட்டும் பிளாக் கொடுத்துக்கோங்க அந்த கண்ணோட பார்டருக்கு நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பென்சில்லையும் நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம் ஸோ தலை முடுக்கி கொஞ்சம் பிளாக் கொடுத்துக்கோங்க ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் ட்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக வராதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கும் வந்து ட்ராயிங் பண்ணி கொஞ்சம் டச் விட்டுருச்சு அதனால தான் சொல்கிறேன் ஸ்கின்னுக்கு வந்து எனக்கு பீச் கலர் தேவை ஆனால் என்கிட்ட பீச் கலர் இல்லை ஸோ ஒயிட்டாகவே நான் விட்டுடுறேன் ஸோ முடிச்சிட்டேன் நான் ஒரு நைன்டி த்ரீ பர்சன்ட் முடிச்சிட்டேன் நைன்டி த்ரீ ஏங்க நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் முடிச்சிட்டேன் கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் வந்து ஷின்சானும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் வந்து இந்த வீடியோவாக இது பண்ணி போஸ்ட் பண்ணுவேன் அது வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டு இருங்க ஸோ இந்த ட்ராயிங்கை முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வரையணும்னு தோணும்னு நினைக்கிறேன் ஸோ நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன் இது அவ்வளோவா நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியாது இந்த ட்ராயிங் வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஸோ நீங்களும் அந்த வீட் நீங்களும் வந்து இந்த வீட்டில் வந்து வரைஞ்சி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச சின்சானும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி நான் ஒரு பிக்சர் வரைஞ்சி போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்